தமிழை என் தம்பினா போடு என் தங்கச்சினா போடு தாழ்த்தப்பட்டவன் நினைச்சுன்னா நீ போட்டுறதான் ஓட்டு எனக்கு தீட்டு குடிச்சிட்டாருனா சீமான் வந்து என்னை போட்டு படா படுத்துவார் நான் தான் எல்லா வீடியோஸ்லுமே சொல்வேனே ஏன் ஓட்டு போட பிடிக்கலடா விடுதா போட போடா கொடுவேன் ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு காலையில அஞ்சு மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பெரியவங்க நீங்களே கேட்டுட்டீங்க முடியாதுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் முடியாதுங்க அட பாவிகளா ஆறு மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா அது வேற வாயி இது நார வாயி அப்ப மூக்கு குத்துற அந்த நிகழ்வு அந்த மூக்கை குத்தி மூக்கையா என்று பேர் வைக்கிறார்கள் அதனாலதான் மூக்கையா தேவராயிடும் இப்ப நாளா என்னை சாதி கண்டுபிடிக்க பலவே பெரும்பராட்டம் போறாங்க இப்படி தோல் மேல கை விட்டுக்குருவான் செல்லமா கூட்டிட்டு போவான் தனியா பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல போய் சேர்றாரு கல்லூரியில சேர்றாரு இளங்கலை பொருளாதாரம் நானே இளங்கலை பொருளாதாரம் பிஏ எக்கனாமிக்ஸ் நாங்க நீங்க என்ன ஆளுங்கண்ணா ஒரே அடிய போட்டு நாங்க அடியாளுங்க என் ஆம்ச தொடுங்க என் ஆம்ச தொடுங்க சார் எங்கெங்க இருக்கு அண்ணன் பேசணும் ரொம்ப முக்கியமா உலகம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும் என் மூஞ்சிக்கு முன்னால அது எனக்கு பிடிக்காது நீ எங்க தாத்தா உசிலம்பட்டி தாண்டி கொண்டு போல நான் உலகம் பெற கொண்டு போயிட்டு திட்டமிட்டு தமிழர்களுக்கு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு ஊட்டப்பட்டு ஆமாடா எங்க அப்பன் பனையேறி தான்டா என்னை படிக்க வச்சான் பனையேறி தான் எங்க அப்பன் என்ன பொண்ணுக்கு என்னடா ஆனா முதலியாரை உயர்த்துவதற்காக அருந்ததியரை சீமான் தாழ்த்துறாருன்னு உங்க மேல புகார் சொல்ற பைத்தியகரத்தனம் இங்க அருந்ததியர் எப்படி வந்தாங்கன்னு சொல்ல என்னோட ஆதிக்குடியதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆந்திராவின் ஆதிக்குடியே இங்கே எப்படி வந்தாங்க விஜயநகர பேரரசு தான் கொண்டாந்து நட்டது அப்படி தானே அப்படி தானே சரபோஜி மன்னர்கள் வரும்போது இந்த இந்த பாசி மணி ஊசி விற்கிற இந்த அக்கி பிக்கி இங்கே மூக்கையா தேவர் அவர்களை நீங்கள் ஒரு சாதியே குறியீடாக அடையாளமாக தலைவராக பார்ப்பீர்கள் என்றால் அது வரலாற்று பெரும் பிழை நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்க்கிற நீ முக்குளத்தோருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது முக்குளத்தோர்னு சீட்டு கொடுக்கக்கூடாது கல்லருக்கு ஒரு மந்திரி மரவருக்கு ஒரு மந்திரி ஆகவனருக்கு மந்திரி கொடுக்க கூடாது சீமான் வந்தா நல்லா இருக்கும் நல்லா சீமா மாதிரி ஆளுக வந்தாதான் நாடு நல்லா இருக்கும் தெரியுது இல்ல தெரியுது இல்ல போடப்பா கலரை தனியா என்ன மரவரை தனியா என்ன அகமுடைய தனியா என்ன என்னைக்கு கேட்ப கூட ஆனா இங்க நீங்க முதலியாரான மேனகாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் இல்லை என் தங்கச்சி முதலியார் இதுலையாரெல்லாம் நான் பார்க்கல என் தங்கச்சி உறுதியானவ என் தங்கச்சி உறுதியானவ ஏன்னா நாங்கள் ஏழ்மை வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் தான் என் கட்சியில் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு நீங்க ரொம்ப ஏழைங்க திட்டமிட்டு தமிழர்களுக்கு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது ஒண்ணுங்க சார் பீகார்ல நிதிஷ் குமார் ஜாதி கணக்கு எடுத்துருக்காங்க அதெல்லாம் பெரியார் ஜமந்தமல உத்தரப்பிரதேச ஆகிய சொல்லி ஜாதி கணக்கு எடுத்து பேசுறாங்க எல்லாம் அண்ணன் மட்டும் போடுதான் எல்லாம் அண்ணன் மட்ட போடுதான் தம்பி இதுக்கு என்னை மாதிரி ஒரு ராமநாதபுரத்து காட்டான் தான் சரியா வருவான் என்னடா ரெக்கையை இப்படி தூக்கிட்டேன் ஆ அப்ப என்ன என்ன இப்போ என்ன என்ன உனக்கு ஓசுகளுக்கு ஒன்றும் குறைச்சிடல ஊருக்குள்ள மான மரியாதை போட்டுருக்குல்ல எங்களுக்கு ரெண்டு தாத்தைங்க இருந்தாங்க முத்துராமலிங்கம் தேவர் காமராஜர் ரெண்டு பேருமே சன்னியாசி பதவியாசியே கிடையாது ஒருத்தர் பணக்காரரு யார் எங்க ஐயா முத்துராமலிங்கம் தேவர் ஒருத்தர் ஏழை காமராஜ் எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம் எங்க அப்பன் பேர் கங்கு கந்தசாமி இது ரெண்டு பேரும் வந்து கல்யாணமே பண்ணிக்கல எங்க தாத்தா என்ன பண்றாரு முத்துராமலிங்கத்தவர் இறக்கும் போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வழக்கு எழுதி கொடுத்துறாரு இதுல பாருங்க இவர் சாதிய தலைவர் ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுபது வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் ரெக்கையை அப்படி தூக்கிட்டேன் ஆ ஓசூலுக்கு ஒன்றும் குறைச்சிடல ஊருக்குள்ள மான மரியாதை போட்டுருக்குல்ல நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம் என்ன என்ன இப்ப என்ன என்ன உனக்கு இவ்வளவு ஏன் அரபாலால ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன் கேவலமான பில்டப் தேவையா பாஸ் ஏய் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு ஏய் சொல்லுங்க ஏய் நம்ம ஓயின் சொல்லவா அருந்தறிவு உள்ள உள்ள இட எல்லாம் பேசுறீங்க ஆனா ஓபிசினா அவுட் ஆஃப் பேக் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லி தவறான ஒரு புரிதல்ல பேசுறீங்க ஏய் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு ஏய் சொல்லுங்க ஏய் நம்ம ஓயின் சொல்லவா போடா ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா ஒருத்த வந்து ஏதோ சாலையில என் தம்பியோட சண்டை இழுத்துட்டான் ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டாங்க வந்து ஒரே சத்தம் வெளியில என்ன சத்தம்னு போய் பாருங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் ஒரு ரவுடி மாதிரி ரொம்ப சத்தம் பண்ணுறாங்க அந்த அண்ணன் என்னைய பார்த்தோன்னு அவனுக்கு தெரியுது ஆளு அதனால வசனத்தை நிறுத்த முடியல நான் யார் தெரியுமில்ல என்ன சினிமாவில் போயிட்டு இருந்துட்டான் கையை அப்படி தூக்கிட்டேன் ஹாக்கி பேட்டு மீசைய பார்த்தா தெரியல <laughs> என் டைலாக் நம்ம பஞ்சு டைலாக் மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா நம்ம பஞ்சு டைலாக் சார் கமிஷனரே போன் பண்ணாரு சத்துவாச்சேரில நாய் சேகருக்கு எடுத்துட்டு இருக்கா உங்களை உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு பஞ்ச் டைலாக் பேச சார் நீ சினிமால தான் ஃபைட்டர் நான் ரியல் ஃபைட்டர்னு போட்டேன் கூட இந்த கூட போறப்ப கூட்டத்துல கல்ல கல்ல கொண்டு விட்டு கட்டு என்னடா என்ன இங்கே பேசிட்டு அங்கே நின்று பேசிட்டு அவனை வச்சிருந்த வாரு வச்சிருக்கான் இவ்வளவு நேரமா ஒரு போனத்துக்கிட்ட தான் புலம்பிட்டு இருந்தனா நீ வா நீரு வாழு நான் தான் ஆளுவேன் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளா கூடி என் தாய் நிலத்துல வாழுவோம் ஆனா நாங்க தான் என் தாய் நிலத்தை ஆளுவோம் நேத்து நைட்ல இருந்து அண்ணனுக்கு இழுத்துக்கிட்டே இருந்தது நாங்களும் எவ்வளவோ பால் ஊத்தி பாத்துட்டோம் போற மாதிரி தெரியல சார் நீங்க வந்து பஞ்சு டெலாக் பேசுனீங்கன்னா அண்ணனுக்கு உடனே உசுறு போயிடும் சொன்னாங்க சார் நீ நினைச்சு பாரு நாம வந்துதான் உங்களுக்கு தேர்தல் நிக்கவே வாய்ப்பு கொடுத்து இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கிச்சு நீ செத்தாயிடான்னு சொன்ன அந்த வசனத்து ஒரு அந்த பேச்சுக்கு எல்லா அதிகாரியும் இங்க வந்துருந்துட்டான் யாரு இவன் சல்லி பையன் ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா சுடு சொத்தையும் திம்பா நான் வந்து உட்கார்ந்தவன சொல்றான் என் தலைக்கு மேல என் தலைவன் படம் ஒரு கொம்பனை ஒண்ணு நம்பாது நான் வெந்துட்டேன் பல பேரை கொண்டுட்டேன் ராஜீவ்காந்தி என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படை அனுப்பின் இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ் காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியாய் தமிழர் தாய் நிலத்திலே கொன்று புதைச்சம் என்ற வரலாறு அவங்க ஊத்துற கஞ்சில வைத்த கழுவுறவங்க தான் அவங்களோட தொட்டு புழங்காத ஜாதி தான் ஜலால் ஜலால் தப்ப முறையாகுதுங்க ஜலால் ஜலால் பாப்பா பாத்தா நான் பார்த்தேன் இந்த அக்காட அழுவு சத்தம் தான் கட்டிச்சு வெளியில நின்னு பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார கூட்டம் அஞ்சுக்கும் பத்துக்கும் கூலி வேலை செய்யற ஜென்மம் இவங்க ரெண்டரை மணி என்னதான் என்னையா அநியாயம் எனக்கு உறவு முக்கியம் இல்லடா நீதிடா நியாயமுடா நேர்மையிடா